hello guys back to channel hello AJ squad so நம்ம Chennai to Singapore walk and லிஃப்டில் இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா கிட்ட அதுவும் மெயின் சிட்டியில் சிம் ரிப் கிட்ட நிற்கிறோங்க ஸோ சிம் கிட்லேருந்து சாரி சிம் ரிப்லேருந்து எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ராவல் பண்ணி போக போகிறோம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து பண்ணால் ரிஸ்க்கும் கூட பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னு வந்து பண்ணால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி வந்து பண்ணால் போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ நம்ம அங்குருவா டெம்பிள்லாம் போயிட்டு விசிட் பண்ணிட்டு அந்த டயர்டோடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குங்க இங்கேருந்து தாய்லாந்து பார்டருக்கு ஸோ இன்றைக்கி நைட்டே முடிஞ்சால் போயிடலாம் இல்லைனா நாளைக்கு தான் போகணுன்னு ஒரு பிளானில் இருக்கும் ஏன்னா இங்கே ஸ்டே பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சைமரிப்புன்றது ஒரு சிட்டி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா நூறு டாலர் ஆகுதுங்க எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து ரூமு ஃபுட்டு எல்லாமே சேர்த்து டாலரில் இருபது டாலர் பத்து டாலர் சொல்கிறாங்களா ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால எங்களால் இதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல அதனால் வந்து இப்போ கிளம்பிட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகுது ஸோ இந்த ஒரு ரோட்லேயே தான் நடந்து போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஏதாச்சும் லாரி வந்து அப்படியே லிஃப்ட் கிட்ட போகலான்ட்டு ஆனால் அவர் வந்து சொன்னாருங்க சுத்தமாக சேஃபே இல்லையா இப்படி ஒரு செகண்டில் அவர் இப்படி ஃப்ரெண்டு ஒருத்தர் நோண்டி இருக்கும்போது ஃபோன் அப்படி செகண்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்களாம் ஸோ அதெல்லாம் நிறையாவே இருக்கான் கம்போடியாவில் ஆனால் நாங்கள் இருந்த இடத்துல வந்து பண்ண அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணல பட் இருக்கும் எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது தான் போனம் பெண் அப்படின்னு ஒரு சிட்டியில் மெயின் சிட்டியில் அந்த வழியாக தான் வந்தோம் போனம் பே சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை அடிச்சுட்டு போயிட்டாங்களா பட் ஆல்ரெடி eh, எல்லா ஊர்லேயும் எல்லாமே இருக்க தான் செய்யும் பட் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இந்த ஒரு ரோடெல்லாம் பார்த்தா எனக்கு கேர்ஃபுல்லாக இருக்கவே தோணும் ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குல்ல ப்ரோ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் நிப்பாட்டி பயமுறுத்து அலர்ட்டுண்டா எது நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க பார்த்து ஓரமாக வாடா ஓரமாக எல்லாம் புஷு புஷுன்னு வராங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க ஏன்னா இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரைடு அதாவது நைட் ட்ரிப்பு ட்ராவல் பண்ணியாவது வந்து பார்டர் கிட்ட போயிட்டுனா காலைல வந்து பண்ணால் சீக்கிரமாக பார்டர் நுழைஞ்சிடலாம் கேட்ட பேர் ஆர்மிக்காரேட்டு வேறு வழி இல்லைடா ஆனால் உண்மையாவேங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கு ரோட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஆனால் என்ன நம்ம தமிழர்களோட பெருமையை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல விடாமல் உள்ளே போய் காமிக்க விடாமல் பண்ணிட்டாங்க என்ன ஸோ அது எல்லாமே அந்த வீடியோ இருக்குது மறக்காமல் நம்ம லிஸ்ட்டில் இருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிக்கு கிளம்புறோம் நிறைய ஆபத்தோட அப்புறம் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக கிளம்புறோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது ஹைவேவாக என்னன்னே தெரிலங்க என்ஆர் போட்டிருக்கு என்ஆர் சிக்ஸ்ன்னு போட்டிருக்குங்க ஸோ இந்த ஊரில் எப்படி அந்த வியட்நாமில் ஒரு என்ன என்ஹெச் மாதிரி இந்த ஊர் என்ஆர் ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓ சென்னையில் தான் என்ஹெச்சில் ஸோ சென்னையில் இல்லைடா இந்தியாவில் என்ஹெச் அதே மாதிரி வியட்நாமில் கியூஎல்ஆ கியூஎல் அதே மாதிரி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர் அந்த மாதிரி ஒரு ஹைவேக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்பா உண்மையிலே ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே நடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு வண்டி கூட வருது அதனால் வண்டி வந்துச்சு ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு தர மாட்டாங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அறந்த காடு மாதிரி இருக்கா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க எல்லாம் என்னடா பயமாக இருக்குது அதை சுற்றி முற்றி தவளைலாம் கத்துது எனக்கே பயமாக மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே வந்து இந்த ஒரு இடத்துல தான் லிஃப்ட்டு ஆனால் யாருமே லிஃப்ட்டு தர மாட்டாங்க தப்பான முடிவு எடுத்துக்கணும் நீ அப்படிதான் நினச்சியா நானும் அப்படிதான் நினச்சேன் அசல் தப்பான முடிவுனா இந்த ட்ரிப்பை தப்பான முடிவு சொல்ல இன்னைக்கு நைட்டு தப்பு தான் இது தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஏன்னா லைட்டாக அள்ளு விடுதுங்க யாருமே நிற்க மாட்டுறாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறவே பைபாஸில் ஒரு சொல்ல காட்டுக்குள்ளே விட்டு போயிட்டேன் இது ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறவேங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நிற்க மாட்டுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் கிடையாது நான் என்னன்னா ஏதாவது ஸ்லோவாக போவோம் அங்கே நின்று நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பரவாயில்லவா இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் நடப்போம் என்னால் நாலு கிலோமீட்டர் கூட நடக்க முடியாதுன்றியா ஆனால் உண்மையாக ரொம்ப நொந்து நூலாக வருவாங்க ஏன்னா நம்ம சொல்கிறதுக்கு வேணால் வந்து பண்ணா இவ்வளோ சிரிச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் பிராக்டிக்கலா வழியோட சிரிச்சு பேசுறது ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம கிரேட்டா மொழியே தெரியாமல் என்ன ஊருன்னே தெரியாமல் வந்து என்ன ஊருன்னு கூகுள் மேப்பில் பேர் தெரியும் என்ன கண்ட்ரி <laughs> என்ன நாடுன்னு தெரியாம வந்து போனால் நம்ம நடந்து போயிட்டு அடுத்த ஒரு கண்ட்ரியை கிராஸ் பண்ண போகிறலாம் வேறு லெவலில் நீ மாசா இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மைதாங்க நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இது பாதிலே முடிஞ்சிடும் அந்த ட்ரிப்பு இதெல்லாம் அந்த ஏன்னா எந்த இடத்துல நான் மனசை தளர விட்டேன் அந்த வியட்நாமில் தான் ஸோ ரிட்டர்ன் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஓடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே டைமு மனசை விட்டு கையெல்லாம் தூக்கி கிளம்புற இந்தியா கார்டியன் ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க அதெல்லாம் கேட்கும் போது பட் ஆனால் இருந்தாலும் என் முயற்சியே அந்த ஒரு இதை தளர விடாமல் எப்படியோ வந்து பண்ணா இது பண்ணால் என்ன வழி என்ன வழி என்ன வழி ஸோ ஒரு பக்கம் மூடிட்டிங்களா ஸோ திருப்பி நான் அதே வழியில் எப்படி வரலான்னு தான் பார்த்துட்டு இருந்து வந்தேன் நாயெல்லாம் குலைக்குதுடா கடிச்சிருமோடா நாய்னாலே பயங்க ஆக்சுவலி கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே நடந்து வந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ரொம்ப பயமாக இருக்குங்க ஸோ அது தான் இங்கேயாச்சும் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ நான் லிஃப்ட் கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிற்கிறோம் ஸோ இளநி வந்து குடிக்கலாம்னு ஆசைப்பட்டோம் இளநி பாருங்கள் இந்த தடவை எவ்வளோ பெரிய இளநி இருக்குது பாருங்களேன் ஸோ அதனால் இளநி குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா ஸோ இந்த மாதிரி சைட்லாம் வந்து அவ்வளோ நான் ஒன்றும் பிடிக்க ஸோ குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் நம்ம பேக்கிங் போட்டாங்க நினைக்கிறேன் செம்ம ஜில்லுன்னு இருக்கு எவ்வளோமா ஒன் ஆ இருங்க ஏதோ சின்ன ஒரு இதாக இருக்குது ஆ ஓ ஒன் த்ரீ தௌசண்ட் ஓ ஓகே ஓகே ஓகே ஒரு நீ வந்து பார்த்தீங்கன்னா மூவாக இருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு இலை டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நோ இப்போ ஒன் மினிட் ஒன் மினிட் இது ஒன் செகண்ட் வெயிட் என்றா ஆ இன்னும் டூ இன்னும் தரணுமா ஸோ ரெண்டு ஞாபகம் வருது ஓகேங்க காசு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருந்துச்சு பார்த்தீங்களா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு ஸோ நம்ம இன்னமும் வந்து போயினா இங்கே தான் நிற்கிறோம் அவங்க கடையை மூட்டு உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கு அவ்வளோலாம் இருக்க மாட்டேதுங்க ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பிளாக்ல தான் விற்றுட்டுருக்காங்க ஸோ நாங்கள் ஜூஸ் குடிக்கும் போது தான் சாரி நாங்கள் இளநீர் குடிக்கும் போது தான் பார்த்துருந்தோம் ஒரு லிட்டர் பாட்டில் அப்படின்னு விற்றுருந்தாங்க போல் ட்ராப் மீ மச்சான் வரானா ஆ இவங்க பார்த்தாலே போய் இல்லை இல்லை கொள்ளடிக்க மாட்டேன் சரி ஒன்றா நிற்கிறோம் ட்ராப் பண்ணி டோல்கேட் ஆ lift you speak english no uh, no english, english no no come here இரு வெயிட் ஐ டிரான்ஸ்லேட்டர் ஓகேங்க நான் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எல்லிகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நின்றுருந்தோம் ஸோ நம்ம போர்வெளி எதார்த்தமாக கை காமிச்சோம் நம்ம மச்சான் வந்து நிப்பாட்டிட்டான் ஆனால் உண்மையாக போயிட்டு பாருங்களேன் ரோடு ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க நாங்கள் போகிற ரோடு வர வழியை பார்த்து நானே மறந்துட்டேன் ஐயோ இந்த மாதிரி காட்டு வழியில் நிப்பாட்டுவானோன்னு நினச்சேன் ஆனால் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்சுவலி ஓகே ஆக்சுவலி இதுவும் ஒரு காட்டு வழி மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே இந்த இடத்துல நின்று லிஃப்ட் கேட்டால் தருவாங்களான்னு தெரில கிட்டத்தட்ட அப்பா செம்ம பெயினுங்க இந்த பேக்கை சைடில் மாட்டிட்டு அவ்வளோ பெயின் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டியில் தான் உட்காந்துட்டு வந்தோம் thank you so love you love you ஓகேவா ஏ உண்மையாக நான் சொல்கிற டைலாக் தான் கடவுள் மாதிரி தெரிஞ்சான் அந்த ஒரு இடத்த தண்டாம் பட் இந்த இடத்துல எப்படி லிஃப்ட் தருவாங்கன்னு தெரில பார்க்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து போய்னா போக போக கணக்கு பண்ணுறேன் இங்கேருந்து எவ்வளோ பா எவ்வளோ இருக்குன்னு பார் கிலோமீட்டருக்கு எந்திரியும் நெட்ஒர்க் வர மாட்டேது டி மாசி நெட்டே வரலடா எந்திரியும் டவரே வர மாட்டேங்க இந்த ஊர் சிம்மு ரொம்ப மோசமாக இருக்குது அந்த பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும்ல ஸோ ட்ராவல் பண்ணணும்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் சிப்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புற அந்த இடத்துலேருந்து ஆனால் பயமாக இருக்குது இந்த ஒரு கடையை விட்டு நாங்கள் வேறு எங்கேயும் போக போகிறது இல்லை இந்த கடையை மூடுற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா பயமாக இருக்குப்பா காட்டு வழி மாதிரி இருக்குப்பா ரொம்ப காட்டு வழி மாதிரி இருக்குங்க ஆக்சுவலி வந்து இப்போ கம்போடியா பார்டர்லேருந்து நான் இது வந்தது கூட கொஞ்சம் சிட்டி மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப காட்டு வழி மாதிரி இருந்துச்சு அப்போ தாய்லாந்துக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலடி வச்சு வச்ச உடனே வந்து போய்னா நம்ம ஸ்குவாட் நிறைய பேர் வரேன்னாங்க ஸோ அது ஒரு பெரிய சேஃபுங்க நான் எங்கேயாச்சும் பரவாயில்ல ஒரு சில கடலாக இருக்குது நாங்கள் வந்த பாதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஐயோ என்னடா இது இப்படி ஒரு ஆபத்தான பகுதியில் இவனுங்க ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் <laughs> ஆனால் எனக்கு அந்த இடம் வந்து சேஃப் இல்லைனா கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள் என்னோடய ஓன் ரிஸ்கில் சேஃபு ஆ நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இல்லை ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் எந்த ஒரு வண்டியுமே போக மாட்டேதுங்க ஆ வரல நம்ம சொல்லும் போது டக்குன்னு ஒன்று போயிடும் அதனால தான் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த வாட்டி எந்த ஒரு வண்டியுமே வர மாட்டேது இங்கேருந்து எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்டர் எனக்கு பார்டர் கிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை ஸோ விடிகிறதுக்குள்ளேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நம்ம முன்னாடி ஸ்டே பண்ணிக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா காலைல எழுந்திரிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் போகிறதுக்கு என்ன மாசி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க அத்தனை எவ்வளோ நேரமாக நிற்கிறோம் ஆனால் ஒரு வண்டி வரல பாருங்கள் அடுத்து இந்த சைடு போகணும் நம்ம ரொம்ப நேரமும் இன்றைக்கி உண்மையாக சுத்தமாக முடியல காலெலாம் பயங்கரமாக வலிக்குது கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே நின்றுட்டு இருந்தோம் இந்த இடத்துலயே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிங்க அந்த கடைக்கு வருது ஸோ அதில் கேட்டு ஏதாச்சும் ஒன்று ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க நோவா ஸோ இது வந்து மிஷின் வச்சுருக்கா இது போகிறாங்க போல் ஓகே ஓகே ஓகே ஸோ இன்னொரு ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா இந்த கடைக்கு வந்துச்சுன்னா அப்படியே ஏறி போகலான்னு இருக்கேன் வா இப்போ தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே படுத்துருப்போம் அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரமாக அப்படியே அங்கேயே படுத்து தூங்கியிருப்போம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுப்பிட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்து யாராச்சும் வாங்க வரவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனிப்பேட் பாட்டில் எங்களை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேபி எப்படின்னு தெரியல பார்க்கலாம் அந்த கடைக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே உட்காந்துட்டுருக்கோம் எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கார் போவோம் அதாவது இந்த கடைக்கு வருவாங்க அப்போ நம்ம ஏறி நம்ம போய்க்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்பா நல்ல ஐடியா ஆனால் என்ன இந்த இடத்த விட்டு தாண்டிட்டோம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் மொட்டை திருப்பி நான் வந்தலாம் அந்த மாதிரி காட்டு வழியாகவே இருக்குது இது காட்டு வழியில் ஒரு சிட்டி ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைங்களாம் இருக்குது ஆனால் அந்த கடைக்காரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக் இருக்குது அதாவது நின்று பைக்லாம் கடைக்காரங்களாம் பார்த்து பாருங்கள் பைக்காரங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏதாச்சும் கார் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லை லாரிக்காரங்க ஏதாச்சும் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும் பார்ப்போம் எப்படின்ட்டு என்னடா அண்ட் ஒரு முக்கியமான விஷயங்க ஸோ நமக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து போயிட்டால் பிரச்சனையே இல்லை ஏன்னா தாய்லாண்டில் நிறையா ஸ்குவாட் நமக்கு இருக்காங்க அண்ட் மலேசியாலும் கிட்டத்தட்ட நிறையா ஸ்குவாட் இருந்தாங்க அதேமாதிரி தாய்லாண்டில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ப்ரோ நீங்கள் வாங்க மற்ற எல்லாமே வந்து நம்ம கார்லேயே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மலேசியாவில் பத்து பேர்கிட்ட என்கிட்ட பேசியிருக்காங்க அதாவது நம்ம ஸ்குவாட் தான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்குவாட் இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அந்த அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லை போல் எனக்கு ஒருவேளை அவங்க பண்ணி நான் ரீப்ளை பண்ணாமல் இருக்கேனான்னு கூட சரியாக தெரில ஏன்னா ட்ராவலிங்கில் இருக்கேன் அதனால் என்னால் சரியாக மெசேஜ் பார்க்க முடியல ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்குவாட் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐடியை டேக் பண்ணுறேங்க நானாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஏன்னா சிங்கப்பூரில் வந்து போனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஸோ தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் விசான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அரைவல் விசா எடுத்துக்கலாம் அண்ட் மலேசியாக்குள்ளே போய் எப்படி எடுக்க போகிறோம் ஒன்றுமே புரியல சாரி மலேசியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விசா எடுக்கணும் மலேசியா விசா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் விசா எடுக்கணும் பா எதுவுமே தெரியாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல அதுவே பெரிய விஷயம்டா மாசி <sighs> எனக்கு தான் தூக்கம் வருது கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம் யாருமே வந்து பார்த்தா இந்த ஒரு கடையில் வந்து நிப்பாட்டில் அதனால் இன்னொருத்தர் வந்தார் இப்படி ஸோ ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஃபஸ்ட்டு சைன் லாங்குவேஜில் தான் கேட்டார் ஸோ அந்த கடைக்காரர் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டார் ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காண்டி லிஃப்ட்டு கேட்க வந்து நிற்கிறாருங்க உண்மையிலே வேறு லெவல் ஒரு மனசு பா மாசியால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல ஏன்னா ஒரு டெம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றியாச்சா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்ணி ரொம்ப நேரமாகவே லிஃப்ட் கேட்டுட்ருக்காங்க அப்பா என்ன வருமா இந்த அதான் எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா பார்த்து போங்க நைட்டில் போகிறது ரொம்ப ரொம்ப அன்சேஃப்னு சொன்னாங்க உண்மையிலேயே அன்சேஃப் தான் பட் இந்த மாதிரி ஒரு நல்லவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே எதிர்பார்க்காம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விட்டவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாருங்கள் நமக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டுட்டுருக்காரு ஏ அதே மாதிரி பாட்டுறாங்கப்பா ஏ மாசி ஏய் மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வரவங்களா இருப்பாங்க போல தெரியலையே ஸோ இவங்க லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நம்மளை அந்த ஒரு பார்டர் கிட்ட இறக்கிட்டா நல்லாயிருக்கும் ஆமாப்பா நிப்பாட்டுறாங்கப்பா ஓகே ஓகே இருங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துருவாங்களாம் அப்பா இந்த கடைக்காரங்க நிப்பாட்டினாங்க நம்ம ஏறி போயிடலாம்னு நினச்சேன்டா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நான் பார்டர் கிட்ட போயிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் ரூம் கூட எடுத்துக்கலாம் நான் பார்டர் கிட்ட போயிடணும் இன்றைக்கி போயிடலாம்டா கவலைப்படாத கொஞ்சம் கஷ்டப்படா எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன் மச்சான் வந்து லிஃப்ட்டு கேட்கணும் இப்போ எனக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன் அதே மாதிரி இவன் என்னன்னு தெரியல இது எப்போ நிப்பாட்டுறாங்க இந்த கடையில் நான் அவ்வளோ நேரமாக நின்றுருந்தேன் இந்த கடையில் ஒருத்தர் கூட வரல நொந்து நூலாயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா மச்சா இந்த சைடு கிராஸ் ஆனவங்க யாரோ ஒருத்தர் வராங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி நிப்பாட்டினாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க சே இன்னொரு வண்டி நிப்பாட்டினாங்க ஸோ அப்படியே போயிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க ஸோ மச்சான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க திருப்பி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாசி போய் படுக்க ரெடி ஆகிட்டான் அப்பா எதையுமே எதிர்பார்க்கல நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க நல்லவங்களும் இருப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்காரன் நிப்பாட்டாங்கங்க பா சீரியஸாக மச்சானு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஓ ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ தேங்க்யூ மச்சா ஸோ ரொம்ப நன்றி ஸோ ஓகே ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரை பிடிச்சி ஏற்றி விட்டாங்க பூ இல்லை ஏற்கனவே ஆளுங்களாம் இருக்காங்கங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பாரர் கிட்ட போய் இறங்கிட்டு எங்கேயாச்சும் ரூம் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் உண்மையிலே மாதிரி எப்படி இருக்குது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன் ஆமாம்ல வேறு ஒருத்தர் வந்து பாருங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க போல் நிப்பாட்டினதே ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டினதே ரொம்ப பெரிய விஷயம் <sighs> சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாசி எனக்கு உண்மையிலே பா நான் கூட முடியாது அவங்க கூட தான் எங்கேயாச்சும் நம்ம ஸ்டே பண்ணுறது இன்றைக்கி இடம் கேட்டு நான் இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கை போட்டு நிப்பாட்டார் ஏய் அவங்க கை போட்டு நிப்பாட்டுறாங்கடா இப்படி காட்டணும்டா ரெண்டு கையும் நாங்கள் நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டுட்டு இருக்கோம் போல லிஃப்ட்டு லிஃப்ட் இப்போ வேறு மாதிரி இந்த ஊர் நாட்டுக்காரங்க எனக்கு கற்றுக் கொடுத்துறாங்க இப்படி ரெண்டு கையை வச்சு இப்படி இப்படி இப்படி மறைக்கணும் போல் நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போகும்போது அந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு சுத்தமாக எங்களால் முடியல அந்த கார்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வா தாய்லாந்து பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தறிக்கு வந்தால் தாய்லாந்து பார் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பார் வந்துடும் இந்த போர்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட பாயிண்ட் இன்டர்நேஷ்னல் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைன் போட்டிருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது ஸோ நாங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணி நைட்டு தூங்கிடணும் நைட் இல்லை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கிராஸ் ஆகணும் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காற்று இருக்குன்னு தெரில ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அறவில் விசா தான் எடுக்க போகிறோம் அறவில் விசானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் எடுக்க போகிறோம் அதில் என்ன சொல்ல போகிறான்னு தெரில ஸோ ஏதாச்சும் ரூம் மட்டும் நான் தேடிட்டு ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல அது ஒரு மாதிரி கண்ணு உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்லாந்து பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் கிட்ட நம்ம ரூம் எடுத்திருக்கோம் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு ஸோ எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு டாலர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு டாலர் கிட்ட வந்திருக்கு நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரீசனபிள் தான் பட் ஆனால் ரூம் சூப்பராக இருக்குங்க வேறு வழி இல்லை நம்ம இந்த ஒரு பார்டர் கிட்டே எடுத்தாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டு வழி பார்டராக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஏன்னா வந்த வழி அப்படி தான் இருந்துச்சு அதனால் காட்டு வழியாக இருக்கும்னு நினச்சா பயங்கரமான ஒரு சிட்டி பார்டருங்க இது கிட்டத்தட்ட பப் இருக்குது கேசினோ இருக்குது தாய்லாண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் இந்த பார்டர்லேயே இருக்குது ஆக்சுவலி நம்ம இன்னும் பார்டராக ஸ்டாஸ் பண்ணலை தாய்லாந்து கிட்ட போல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு ஆக்சுவலி இங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுன்றாங்க ஆனால் எல்லா ஊர்லேயும் அதுதான் செக் அவுட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இருக்கும் இந்தியாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி செக் அவுட் டைம் ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடணும் ஆக்சுவலி எப்படி எந்திரிக்க போகிறோன்னு தெரில ஏன்னா தூங்கினா அப்படியே செம்ம டைலில் படுத்துடுறாங்க அடித்து போட்ட மாதிரி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கவே பயமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் ரெண்டு ஃபோன்லேயே வச்சு நாங்கள் இதை வச்சுருக்கோம் பார்க்கலாம் ஸோ ஓகேங்க ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன் ஸோ எவ்வளோ தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நீங்கள் நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்ட்டு ஆக்சுவலி ரிஸ்க்கும் கூட தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்தா எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நம்மளால் போயிட முடியும் கரெக்டானதுனால தான் நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சா பண்ணுங்கள் ஒரு துளி கூட ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க நான் அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டரு ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது விஷயத்தை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகே என் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம சேனல் கேராபஸ் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் பண்ணிக்கோங்க பாய் லவ் யூ ஸ்குவாட் இப்போ போய் தூங்க போகிறோம் அவ்வளோதான்